நம்மோடு குடி கொண்ட வார்த்தை நீயே நாளிலம் தேடும் அமைதி நீயே யுத்தங்கள் நடுவிலே அமைதிக்காயேங்கும் மனங்களில் நீ பிறக்க வேண்டும் கொண்ட மனங்கள் பாசம் கண்டிட பரிசுத்தரே நீ பிறந்திட வேண்டும் மனித இதயங்கள் மாறிட வேண்டும் மண்ணில் மனிதம் உயர்ந்திட வேண்டும் இறைவாளி பிறந்திட வேண்டும் மனங்களிலே மனங்களிலே அன்பின்றி தவித்திடும் எளியவர் உணர்வில் அன்பாக நீ பிறக்க வேண்டும் நீ இறைவாலே பிறந்திட வேண்டும் மனங்களிலே மனங்களிலே ஒளினே ஒளினே மனிதரை ஒளிர்விக்கும் ஒளினே நம்மோடு குடி கொண்ட வார்த்தை நீயே நானிலம் தேடும் அமைதி நீயே நீ